வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக நாம் இன்று பார்க்க போகிற உண்டு தனுசு ராசிக்கான அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபது அதாவது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டு இருந்த மாதிரி பொது பலன்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து சூரியனை மையமாக வச்சு சொல்கிறாங்க இந்த மாதத்துக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போகிறாங்க ஒரு கோடி ஜாதகங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிலையுமே அது சரியாக வருவது கிடையாது நாமளும் சொல்ல போகிறோம் பொறுப்பலன் ஆனால் வந்து எதன் அடிப்படையில் உங்களுடைய டசா புத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ என்ன டசை என்ன புத்தி நடக்குது அதனை பொறுத்து நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த புத்தி நடந்துகிட்டு இருக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் இப்படி இருக்கு அதனால் இந்த மாதிரி பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ஓரளவு ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பொருண்டும் சரிங்களா அதற்கு மேலே உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் உங்கள் ஜா எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த மாதம் இப்போ ஒரு வந்து தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்க இயல்புலேயே வந்து என்னென்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க எதையுமே வந்து ஒரு வந்துட்டு சுயநலமாக இல்லாமல் பொதுநலவாதிகள்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தவங்களுக்காகனா ஒன்று அவங்க முதல்ல போய் நிற்பாங்க ரொம்ப வந்து அன்பானவங்க ஒரு இறக்க குணம் அப்படின்னு சொல்லலாம் பாசம் அன்புங்கிறத விட இறக்க குணம் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறதுல அந்த குணம் அதிகமாக இருக்கும் முதல்ல இவங்களுக்கு வந்துட்டு இப்போ குருடச குரு புக்தி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் சரிங்களா இப்போ யாருக்கெல்லாம் தனுசு ராசியில் தனுசு லக்னமாக இருந்த குருடச குரு பக்தி இருந்தரோ கடந்த ஒரு வருடமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களே பெரும்பாலுமே நடந்து நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கும் முக்கியமாக இந்த மாதமும் அப்படி தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு நிறைய ஒரு யோசனைகள் செஞ்சுட்டே இருப்பீங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு அதற்கான காலமும் கூடி வந்திருக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் மற்றபடி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இடமாற்றம் இடப்பெயர்ச்சி ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது அதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் கிடச்சிருக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது யாருக்கெல்லாம் சனி தசை சனி புத்தி நடக்குதோ பணம் சார்ந்த வழியில் பணம் பணம் வரும் வழியில் புதுசாக வந்து ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அறன் சார்ந்த விஷயங்களில் இந்த வ இந்த வரக்கூடிய வருடங்கள் ஒரு ஒரு வருட காலகட்டத்துக்கு சாதகமாகவே இருக்குது அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்தது செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நீங்கள் புதுசாக வந்து இந்த இடத்துல லேண்ட் வாங்கியிருக்கிறேன் இந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்போ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஃபைல் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் உங்கள் லேண்டை இன்னொருத்தர் பேரை மாற்றி எழுதுறது இல்லை வந்துட்டு ஒரு லேண்டு போய் பார்க்கறது எவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக ஐடியா இருந்தீங்க அப்படின்னா காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உங்களுக்கு இது ஏற்ற காலமாக இருக்கும் அனைவருக்குமே சரிங்களா அடுத்தது வந்து ராகு டச ராகு புட்டி வேலைங்கிறது வந்து சில தேவையில்லாத முரண்பாடுகள் தேவையில்லாத வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும் காலகட்டமாக இருந்தாலுமே அந்த வேலைங்கிறது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறான் செய்யும் இருந்தாலும் அந்த வேலைங்கிறத வந்து போயிடாரு கடைசி வரைக்குமே உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து சுக்கர தசை சுக்கர புக்தி எல்லோரும் யாருக்கெல்லாம் சுக்கர தசை சுக்கர புக்தி நடக்கிறோம் அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படலாம் இல்லை பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் வந்து சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை தந்தை மகன் இல்லை தந்தை மகள் அவர்கள் சார்ந்த ஒரு உறவில் விரிசல் எடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க அதில் சொல் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாடு முயற்சி செய்கிறவங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம் ஆனால் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் வரையும் இந்த அக்டோபர் மாத இறுதியில் வந்து வேலை சார்ந்த வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா அதுக்கும் உங்கள் சுய சுய ஜாதகம் வலுவாக இருக்க வேண்டும் அடுத்தது சூரிய தசை சூரிய புத்திங்க யாரெல்லாம் அரசு வேலை அரசு சார்ந்த பணிகளுக்கு முயற்சி செய்கிறாங்களோ தாராளமாக இந்த காலகட்டங்களில் அக்டோபர் முடிய அக்டோபர் எண்ட வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக முயற்சி செய்யலாம் அது கிடைக்கும் சரிங்களா ஒரு லாபங்கிறது வந்து பணம் வர்றது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்காது வரும் ஆனால் போவோம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்திலேயே அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் யாருக்கெல்லாம் புதன் தசை புதன் புக்தி நடக்குதோ இந்த காலகட்டம் முக்கியமாக தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுக்கு வந்து அந்த பண வரவு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சாதகமான காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக திருப்பி சொல்கிறேன் அந்த புதன் எந்த நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அதுவுமே ரொம்ப முக்கியம் புதன் மறைந்திருக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துக்கு கோச்சாரத்தில் புதன் ஒரு சாதகமான நிலையில் தான் இருக்குது சரிங்களா அதனால் அவ்வளவு கெடுதல் தராரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் அடுத்தது கேது டசை கேது புக்தி சிறு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் சலிப்பு ஏற்படும் வேலையில் ஒரு விரக்தி ஏற்படும் நீங்கள் அதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லது ஏன்னா வந்துட்டு இந்த மாதம் யாருக்கெல்லாம் கேருடசை கேது கேருடசை கேது புத்தி நடந்து அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடத்துல இருந்தால் செலவுகள் விரைய செலவுகள் மட்டுமே உங்களுக்கு அதிகமாகக்கான வாய்ப்பு உள்ளது அதை நீங்கள் தான் வந்துட்டு பாசிட்டிவாக மாற்றிக்கணும் யோகா ஸ்பிரிச்சுவல் இது அடுத்தது வந்து தானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதை நீங்கள் தவிர்த்த முடியும் சரிங்களா வேறு ஏதாவது சண்டே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்